hello friends welcome to auto master இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ வேர்ஷன் பைக் பற்றி நம்ம பார்க்கலாம் அதுதான் Bajaj one fifty neon ABS bike இந்த பைக்கோட walk around price and specification பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பைக்கில் ஒரு மெயினான சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா black and neon red colour ash black and neon yellow கலர்னால உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் பவர்ஃபுல் அண்ட் ரிலேபிள் இன்ஜினாக இருக்குது இதில் டூ ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஸ்பேஸ்லாம் உங்களுக்கு ஈஸிலி அவைலபிளாக கிடைக்கும் பஜாஜ் பல்சர்னு சொல்லும் போது சூப்பரான பைக் இந்தியாவில் ஒரு நல்ல செல்லிங்கான ஒரு பைக்காக இருக்குது நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டியாக வந்து கருதப்படுது தென் இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது single cylinder four stroke two valve twin spark engine வந்து கொடுத்துருக்காங்க டிடிஐ டிடிஎஸ்ஐ இன்ஜின் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா one forty nine point five CC engine fuel supply சிஸ்டமாக கார்பரேட்டர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இன்ஜினோட ஹேர் அண்ட் இன்டேக் மாய்ஸ்சரைசராக வந்து உங்களுக்கு வந்து இன்டேக்காக உங்களுக்கு வந்து வரும் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா fourteen PS at eight thousand RPM maximum டார்க்காக உங்களுக்கு வந்து thirteen point four newton metre at six thousand ஆர்பிஎம்மாக உங்களுக்கு வந்து டார்க்காக வந்து கட்டுப்படுத்துது அண்ட் இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா five speed gear box starting type self and kick start and clutches பற்றி பார்க்கும்போது ஸ்லிப்பு கிளச்சில் வெட் மல்டிபிள் கிளச் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதோட சேசிஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து டிசைன்ஸ் பற்றி பார்க்கும்போது சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பைக் டிசைன்ஸ்னால மேக் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா telescopic with anti friction boost சஸ்பென்ஷனால் உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க rear suspension five adjustable network stock அப்சர்வர்னால உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு வந்து போட்டுக்கணும் நல்ல ஸ்டாக் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வண்டி ஃப்ரீயாக இருக்குது அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் அதோட ஓவரால் வெயிட் என்னென்னு பார்க்கும்போது hundred and forty four KG less weight தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க பார்க்குறதுக்கு வண்டி பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து லெஸ் வெயிட்டான ஒரு டிசைனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் ஒரு லைட்டிங் பார்க்கும்போது front LED light halogen light நல்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட் இது டெய்ல் லைட்டும் உங்களுக்கு வந்து எல்இடியில் e டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இதோட பிரேக்கிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் disc brake with ABS channel கொடுத்துருக்காங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் பேக்கில் வந்து நார்மலாக ட்ரம் பிரேக் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீல்ஸ் நம்ம பார்க்கணும் அலாய் வீல்ஸ் நல்ல ஒரு குட் டிசைன் சூப்பரான டிசைன்ஸ் நல்லா பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு டயர்ஸுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் உங்களுக்கு இதில் மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பார்க்கும்போது சிட்டிஸில் உங்களுக்கு sixty five kilometre per litre உங்களுக்கு கொடுக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடாக உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு வண்டியாக வந்து கருதப்படுது இதோட ஸ்பீட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா zero to sixty kilometre per hour within five point six seconds five point six செகண்ட்ஸில் வந்து சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீட் வந்து ரீச் ஆகும் இது தென் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி கொடுத்த டிசைன் மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அனலாக் அண்ட் டிஜிட்டல் மாடலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் என்ன உங்களுக்கு அவைலபிளாக தெரியும்னு பார்த்தீங்கன்னா டேக்கோ மீட்டர் உங்களுக்கு தெரியும் trip meter clock fuel gauge speedometer odometer and other திங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இதில் தெரியும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த பெயிண்டிங் சேஞ்சஸ் தான் அந்த பெயிண்டிங் மட்டும் சேஞ்சஸ் பண்ணோன்னா ஆல்ரெடி இருக்க மாடல் வந்து கம்பேர் பண்ணும்போது நார்மலாக தான் இருக்கும் ஒன்றும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியாது பஜாஜ் பல்சர்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு பைக் தான் இது I think before seven years or six இயர்ஸ்லேருந்து இந்த பைக் பல்சர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க சரியாக எனக்கு தெரியல ஆனால் இது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பைக் நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அது நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த பைக்கை நீங்கள் வாங்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக நான் Bajaj Pulsar one fifty neon ஏபிஎஸோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் மைலேஜ்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதனா கமெண்ட்ஸ் பண்ணணும் தோணுச்சுன்னா நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் okay friends thank you all bye have a nice day